வந்து ஏமா ஒரு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அவ்வளோ அவன்கிட்ட விரும்புகிறாமான்னு அதனால் அவங்க என்ன சொன்னாங்க நான் சொல்கிற பொண்ணு தான் நீ கல்யாணம் சொல்கிற பொண்ணை நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு அதனால் அதுமாரி ஆகி அவள் தூக்கு போட்டு சேர்த்துட்டா எனக்கு வான லைஃப்பாக வான ஒன்றே வானம் நான் ஒதுங்குறேன் அப்படின்னு என்ன ஏ ஆண்டவன் எழுதி வச்சு சொன்னேன் அப்போ என்ன பண்ண முடியும் சொந்தக்காருக்கு இந்த பந்தக்காரன்னு வந்தாங்கன்னா பார்த்தாலும் டியூட்டியில் இருப்பேன் பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு லவ் பண்ணியிருந்தீங்க வீட்டில் ஒழுங்காக ஒத்துக்கிட்டு இருந்தால் உங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல நானும் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பேன் பண்ண சம்பளம் வாங்கியிருப்பேன் அதுதான் விஷயமே வணக்க மகளே வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே இன்னைக்கு உறக்க சொல்ல நம்ம ஒரு ஐயா இருக்கார் அவர்கிட்ட அவரோட வாழ்க்கையோட அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுப்போம் வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்னது என் பேர் குப்சாமி இப்போது இங்கே மெரினா இந்த பீச்சில் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க எழுபது வருஷமாக இருக்கிறேன் எழுபது வருஷமாக இருக்கீங்களா இப்போ என்ன என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் நான் பேப்பர் கிழமை கம்பெனியில் வேலை செய்கிறேன் இப்போயா அங்கே வருமானம்லாம் நல்லா வருதாயா வருமானம் வர்றது கிடையாது ம மழை சீசனில் இருக்கும்போது வருமானம் வர்றது கிடையாது இப்போ தான் சும்மா ஒரு எரி வரும் இப்போது வீட்டில் ச கூட பிறந்தவங்க பசங்க எல்லாமே தனித்தனியாக இருக்கிறானுங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி ஆகி தனியாக இருக்கிறானுங்க இப்போ வந்து நான் தனியாக இருக்குது ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான் இப்போ தான் குடும்பத்தில் பிறந்தவன் நான் பெரியவன் எல்லாம் தம்பிக்காரனுங்க தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி எல்லாம் குழந்தை குட்டி வச்சு எனக்கு இப்போ பொண்ணு பா நான் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன் லவ் லவ் நான் கவர்மெண்ட்டில் வேலை சேர்ந்துருந்தேன் இக்குமார் புலப்பர ஒர்க் பண்ணியிருந்தேன் இவா ஒரு பொண்ணு அங்கே வந்து என்கிட்ட விரும்பினான் நான் மாதம் சம்பளம் வாங்க அவ்வளோ வேலை வேலைக்கு போய்ட்டு வருவான் ரெண்டு பேரும் அப்படியே இருந்தோம் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஏமா ஒரு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அவ்வளோ என்கிட்ட விரும்புகிறாமான்னு அதனால் அவங்க என்ன சொன்னாங்க நான் சொல்கிற பொண்ணு தான் நீ கல்யாணம் சொல்கிற பொண்ணை நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அதனால் அது அதுமாரி ஆகி அவள் தூக்கு போட்டு சேர்த்துட்டா அவங்க அப்பா அம்மானே தெரிஞ்சு போச்சு எல்லாமே போட்டானா எடுத்துன்னு போய் கொடுத்துட்டா கொடுத்துட்டோன்னே நம்ம வீடு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத எழுதி தூக்கு போட்டு சேர்த்துட்டா இப்போ வந்து எனக்கு இப்போ பச்சை பிடிச்ச மாரி நான் அழியிறேன் எங்கேயுமே சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி பட்டினியோட சா காற்றடிச்சாலும் மழை அடித்தாலும் அப்படியே கந்தடுறது அப்படியே இருந்து நான் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அது கூட வானான்ட்டு அப்படியே இருக்கிறது இருந்தோடனே அப்போ திருப்பி வரனா கூப்பிட்டு சாப்பிட்டான்னு கேட்பாங்க உங்கள் மாரி ஆள் இருந்தால் வந்து கேட்பாங்க சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் சாப்பிட்டாங்கன்னு சாப்பிட்டேன்னு நீங்கள் சாப்பிட்டு முக தெரியலையே நீ வரையே தேடுதாங்கிற அவங்க ஆளுங்கிட்ட விட்டு போய் சாப்பாடு கொடுறான்னு குர்றான்னு கொடுத்துட்டு நான் க கிளம்புறேன் நான் போகிறேன் எதனா கை சைடு விட்டுட்டு அண்ணும் எல்லாத்துக்கும் இருக்குது இருக்குதுன்னு இருக்காது இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும் விட்டு நேரம் போடுவேன் போய்ட்டு வச்சு நான் சாப்பாடு எடுத்துன்னு சாப்பிட மாட்டேன் யாரான வந்தாங்கன்னா இந்த சாப்பாடு தீக்க அவங்க கிட்ட குத்துற போயிடுவேன் வீட்டில் ஒழுங்காக ஒத்துக்கிட்டு இருந்தால் உங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல நானும் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பேன் மாதமான சம்பளம் வாங்கியிருப்பேன் ரிட்டையர்ட் ஆகும்போது நான் மாதம் ரிட்டையர்டு பென்ஷன் வந்திருக்கோம் இவங்க பண்ணாத விட்டதுக்கு யோகா எழுந்துட்டாங்க அவங்கள பண்ணாத விட்டாங்க கவர்மெண்ட் வேலையும் இல்லை நான் வானானே எழுதி கொடுத்துட்டேன் வானான்னு எழுதி கொடுத்துட்டேன் கல்யாணமே பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கல அப்படி தான் இப்படியே கிடக்குறேன் இப்போது உங்கள் சொந்தக்காரங்க அவங்கள உங்களை தேடி வருவாங்களா நீங்கள் அவங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க இருக்கிறது இடமே தெரியாது அவங்களுக்கு இப்படியே கிடைக்கிறது நான் யாருன்னா சொந்தக்காரருக்கு இந்த பந்தக்காரன்னா வந்தாங்கன்னா பார்த்தா அடி இருப்பேன் அங்கே வந்து சாட்டினாங்கன்னா இப்படியே வந்துடுவேன் டே மாயி மாயி கணவர் இருப்பேன் அவங்க அவங்க கிட்டே போக மாட்டீங்க போக மாட்டேன் அப்படியே இருக்க முடியாது இல்லை அவங்க இப்போ உங்களுக்கும் வயசாகுது இப்படியே தனியாகவே சர்வே பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன கஷ்டம் அப்படியே கொஞ்சம் செத்தாலும் உயிரோட இருந்தாலும் இப்படியே கஷ்டத்தோட போயிடணும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படி சொல்லாதீங்க என் லைஃப்பு போயிட்டோன்னே ஒரு ஒரு பொண்ணால் லவ் அவங்க வாய்க்கம் போச்சு அவன் வாய்க்கம் போகுதுன்னா அப்போ நான் உயிரோடு இருக்க முடியுமா சொல்லுங்கள் ரைட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நம்ம நம்பி அவங்க அவங்கள நம்பி நம்ம இருப்போம் திடீர்னு அவங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பொண்ணு சாப்பாடாத அந்த போட்டோ வச்சுன்னு க கவலைப்பட்டுன்னு கிடைக்குது இல்லை பெட்டில் படுத்துக்கணும் பார்த்து பார்த்து சின்ன பா பேசின்னு கிடைக்குது இல்லை பச்சை கட்சி மாரி எத்தனை வருஷம் முன்னாடி லவ் பண்ணியிருந்தேன் நான் ப பன்னெண்டு வருஷம் அது பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணியிருந்தேன் அவ்வளோ டா இவங்கள கோட்டை டாக்டர் டாக்டர் கோட்டத்தில் வேலை செஞ்சிருந்தேன் மாயம்மா வந்து அப்படியே இருந்தால் அப்படியே போய் பேச்சுவார்த்தை நடந்தது நானும் சாப்பாடு கொண்டு போவேன் அவ்வளோ சாப்பாடு கொண்டு வருவான் ஏன் நான் ரெண்டு பேரும் சா ஏன் சாப்பாடு அவள் சாப்பிடுவோம் அவள் சாப்பாடு நான் சாப்பிடுவேன் அப்படியே இருந்தோம் லாட்டில் இது மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இப்படி ஆகிக்கிறான் லைஃப் மாதிரி எனக்கு கவலைப்படாதீங்க உங்கள் பையனா வந்து சொல்கிறேன் ஐயோயா அப்படியே எனக்கு வானே வேணாம் அந்த லைஃப்னு ஒன்று மாறுன்னு சொல்லாதீங்க எனக்கு வான லைஃப்பை வேணாம் ஒன்றும் வேணும் நான் ஒதுங்குறேன் அப்படின்னு நான் ஏ ஆண்டவன் ஏஜ் வச்சு அப்போ என்ன பண்ண முடியும் ஆண்டவன் என் தலை நீச்சலே ஏற்றிடுறான் அது தெரியுமா நம்மளுக்கு அதுதான் விஷயமே நீங்கள் அப்படி சொல்லாதீங்க என்ன எல்லாரையும் நெத்திலையும் ஆண்டவன் எழுதி வச்சிடறான் அது நம்மளுக்கு தெரியுமா நீச்சல் நீச்சலாகிறது தெரியாது அதனால் மாறாது ஓகே சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க அதான் பைத்தியக்காரன் வாங்கிட்டு போகிற மாதிரி போயினாங்க யாருமே பைத்தியக்காரன் தான் இந்த உலகத்தில் பைத்தியக்காரனே யாருமே இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கு பிடிச்ச விஷயத்துக்கெலாம் அடமெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா சொல்லாதீங்க மாதிரி ஆகி போயிடுற உன்னென்ன விஷயம் சொல்லி சொல்கிறீங்க ஓகே மகளே ஐயாவோட வந்து கதையை வந்து கேட்டிருப்பீங்க இது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் bye bye from T G